எல்லாருக்கும் வணக்கம் we are Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொஞ்சம் யூனிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்துடலாம் சாரியுடைய number three two eight first நம்ம பார்க்குற சாரீ நம்பர் த்ரீ டுவெண்ட்டி எயிட்டுங்க பாடி ஆஃப் சாரீ ராயல் ப்ளூலையும் பல்லுவன் ப்ளவுஸ் பெய்ஜ் கலர்லேயும் இருக்குதுங்க இந்த சாரியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் என்ன அப்படின்னா சின்ன புட்டாவும் வரும் தௌசண்ட் புட்டாவில் வரக்கூடிய அந்த டிசைன் சின்ன புட்டாவும் வரும் அண்ட் ஆல்சோ அதோட கம்பேர் பண்ணும்போது பெரிய புட்டாவும் வரும் அதுவும் எப்படி இருக்குன்னா சில்வர் அண்ட் காப்பர் ரெண்டு டெஸ்ட் சரியிலையுமே ஆல்டர்னேட்டிவாக பாடி ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வரும் ஸோ அது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா நல்லா கிராண்ட் லுக்கே கொடுக்குங்க அண்ட் இந்த சாரி பொறுத்த வரைக்கும் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் என்ன சர்வ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் உங்களுக்கு கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடுங்க sari number three two nine body of sari grey colour பல்லுவன் and ஸ்டீல் ப்ளூ சாரியில் பாடி ஆஃப் சாரியோடைய length five point five metre length of blouse point seven metre width of the sari and blouse forty five point five inches above இருக்குங்க வித் ஆஃப் தி ப்ளவுஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு length of blouse point seven metre இருக்கிறதே ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்குமே ப்ளவுஸ் வந்து தாராளமாக ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் sari number three three zero பல்லுவன் ப்ளவுஸ் டபுள் ஷேடில் ப்ளூ கலரில் இருக்குங்க பாடி ஆஃப் சாரியும் டபுள் ஷேட் வர மாதிரி தான் இருக்குது பிங்க் கலர் கொஞ்சம் dark pink and light pink இந்த ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீஸ் தாங்க nearly ten to eleven saris வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சாரியுடைய price six thousand seven hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கும் யூஸ்வலாக பார்டர் சாரியோ அல்லது பார்டர்லெஸ் சாரிலையோ பார்த்துட்டிங்கன்னா ஒரே புட்டாக தான் இருக்கும் அதாவது ஒரே டிசைன் புட்டாக இருக்கும் பட் இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிசைனில் புட்டாஸ் வந்து அதுவும் சாரீ ஃபுல்லாகவுமே உங்களுக்கு இருக்குங்க sari number three three one double three one பலூன் ப்ளவுஸ் பெய்ச் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா மெரூன் அண்ட் ப்ரௌன் மிக்சிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் மெசேஜ் பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்து நீங்கள் புக் பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நம்பர் நோட் பண்ணிடுவோம் உங்களுக்கு புக்குடு ஃபரியோட ரிப்ளைவும் கொடுப்போங்க வாட்ஸ்அப் கால் பண்ண வேண்டாங்க வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ண மாட்டோம் நார்மல் கால் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை கஸ்டமர் கேருக்குன்னு தனியாகவும் நம்பர் இருக்குங்க நீங்கள் அந்த நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ட்ராக்கிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஆர்டர் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது என்கொயரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்களுடைய என்கொயரிஸை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க sari number double three two body of sari navy blue பல்லுவன் blouse steel blue sari number triple three and customer care number ஆகட்டும் இல்லை புக்கிங் நம்பர் ஆகட்டும் ஒர்க்கிங் uh, டைம்னு பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் ஒர்க்கிங்கில் இருக்குங்க கால்ஸ் அட்டன் பண்ணுறதாகட்டும் இல்லை வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதாகட்டும் டைமிங் மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் தாங்க ஆஃப்டர் சிக்ஸ் பிஎம் வரக்கூடிய கால்ஸோ அல்லது மெசேஜஸ்க்கோ எப்போ ரிப்ளை வரும் அப்படின்னா next day morning ten AM அதுக்கப்புறம் வருங்க sari number triple three body of sari beige and grey mixing பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூங்க sari number double three four body of sari pink கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் ஸ்டீல் ப்ளூ கலர்லேயும் இருக்குங்க ஒரே பேட்டர்னில் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால நான் ஜரியை பற்றியே எதுவுமே டிசைனை பற்றியோ ரிப்பீட் பண்ணலைங்க ஜரியை பொறுத்த வரைக்கும் காப்பர் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலேயே ஆல்டர்னேட்டிவாக இருக்குது எல்லா சரியுமே வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக வந்துடும் இன்னர் லேயரும் உங்களுக்கு பிளைனாக வருங்க இன்னர் லேயருங்கிறது உள் சுத்து ஸோ அது வெளியே தெரியாதுங்க sari number double three five body of sari violet pallu and blouse beige six thousand seven ஹண்ட்ரடுங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷன் இருக்குது எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் ப்ரீபேமெண்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்கன்னா ஒரு சாரி தான் அட் டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே ஃபஸ்ட்டே three hundred rupees extra charges pay பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் sari number double three six இதில் பாடி ஆஃப் சாரி பல்லு ஒரே கலர் கிரே கலரில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் மட்டும் நேவி ப்ளூ கலருங்க சேம் பேட்டர்ன் தான் ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி உங்களுக்கு டேமேஜாக வந்தாலும் இது நீக்க புக் பண்ண சாரி இல்லாமல் வேறு சாரி வந்தாலும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ ஒரே வீடியோவாக இருக்கணுங்க கட் வீடியோவாக இருக்கக்கூடாது கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது பியூர் சில்க் ஸோ பியூர் சில்க்கு ஏற்ற டெக்ஸ்டர் இருக்கும் பாலிஸ்டரோட கம்பேர் பண்ண வேண்டாங்க அண்ட் இது த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க நெக்ஸ்ட் சேரீ நம்ம பார்த்துட்ருக்கோம் sari number double three seven சரியுடைய body of sari and pallu கலர்னு பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் கொஞ்சம் பிரைட் க்ரீனாக இருக்கும் ரேடியம் க்ரீன் மாதிரி தாங்க இருக்கும் contrast blouse navy blue sari number double three eight இந்த டபுள் த்ரீ எயிட்டுடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா சாக்லேட் ப்ரௌன்லேயே வெரி லைட் கலர் இருக்கும் பேஸ்டல் ஷேடு தாங்க இது ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸில் எஜ்ஜில் வந்திருக்கிறது நெக்ஸ்ட் சாரியுடைய கலருங்க மிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ இது வந்து கட்டிங்கில் போயிடும் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது சில்க் மார்க் ஸ்டிக்கர் எதுக்குன்னா நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட் வந்து பியூர் சில் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேரண்டி தாங்க இந்த சில்க் மார்க் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால நமக்கு ப்ரொவைட் பண்ணது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வர்ணாங்கிற நேம் வருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்